Thank you. செல்ஃப் டாக்கை பற்றி நான் வந்து ஒரு புக்கு வந்து ஒன்று படித்தேன் what to say when you talk to yourself அப்படிங்கிற ஒரு what to say when you talk to yourself நீ நீங்கள் உங்களோட பேசும்போது நீங்கள் என்ன பேசுகிறது நம்மக்குள்ளே பேசுகிறோம்ல அப்போ நீங்கள் என்ன பேசணும் உங்களோட நீங்கள் என்ன பேசணும் எனக்குள் நான் என்ன பேசிக்கணும் பேசிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா நம்ம வந்து அதில் புக்கில் தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிற டைம் வந்து நான் உங்களோட இருக்கேன் உங்களோட இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் நேரம் இருப்பேன் ஒரு மணி நேரம் இருப்பேன் இங்கே இருப்பேன் ஆனால் நீங்கள் யாரோட வந்து அதிக நேரம் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்களோட நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது தான் மெயின் லைஃப்பில் மேட்ரு அப்படிங்கிறத வந்து அப்போ மனசு அப்போ இன்டர்னலாக மனசை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற டென் இதில் இன்டென்ஷனில் தான் அந்த புக்கெல்லாம் வாங்கி படித்தேன் அதில் தான் வந்து நிறையா self different different self talk இதில் கொடுத்துருப்பாங்க எப்படி நம்ம படிப்பில் எப்படி இப்போ நம்ம முன்னேறணும் இதில் ஜாபில் எப்படி இதில் வரணும் எல்லாத்துக்கும் இருந்துச்சு அதில் வந்து நம்ம ஒரு மனசை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்கு கூட அதில் வந்து இப்போ கோவம் வரக்கூடாது எனக்கு கோவமே வரக்கூடாது தேங்க்யூ காட் எனக்கு நான் கோவப்படல நான் சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் தெளிவாக இருக்கேன் புதுசாலையாக இருக்கேன் அப்படின்ட்டு நிறையா ரிப்பீட் பண்ணிக்கிட்டு டெய்லி நம்ம சும்மா இருக்கும்போது சொல்லிக்கலாம் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது வேறு ஒன்றும் கடவுள்கிட்ட நான் கேட்குற எனக்கு இது கிடையாது இதை நான் அங்கே வந்து ப்ரேயராக வச்சுக்கிறது கோயிலுக்கு போனாலும் இதை தான் அங்கே சொல்லுவேன் இதை செல்ஃப் டாக்காக வச்சுக்கிறது இப்படி இருக்கும்போது தான் இப்போ வந்து எனக்கு இந்த எந்த செல்ஃப் டாக்குமே வர்றதில்ல இப்போ இந்த ஞான புரிதல் அணைஞ்சதும் இப்போ நமக்கு மனசுலேயே வேலை இல்லைங்கும் போது இப்போ இந்த செல்ஃப் டாக் வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம் இப்போ நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்குங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம செயலில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எல்லாமே வெளில நடக்க போகுது இப்போ உள்ளே வந்து நம்ம சொல்லி சொல்லி அதை வந்து நம்ம ஏதோ ஒரு ஒரு ப்ரோ ப்ரோக்ராமிங் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு இப்போ ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை அது ஃப்ரீ ஃபுல்லோவில் விட்டதுலேருந்து நமக்கு வந்து இது சப்போர்ட்டாகவே வர ஆரம்பிச்சிடு இப்போ அந்த செல்ஃப் டாக்குங்கிறதுல வந்து நான் ஐயா புரிதலில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு தான் அதான் ஒரு செல்ஃப் டாக் சிம்பிள் சிம்பிளாக கடவுள்கிட்ட போனால் தேங்க்யூ காட் ஐயா எனக்கு காமிச்ச வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதை தான் தேங்க்ஸ் சொல்கிற ஒரு செல்ஃப் டாக் தான் நான் பண்ணிக்கிறது மற்றபடி கோயிலுக்கு போகிறது எங்கே போனாலும் வந்து கடவுள்கிட்ட எந்த பிரார்த்தனையும் எனக்கு வந்து தேவையில்லைன்னு ஆயிடுச்சு ஏன்னா வெளியில் எல்லா ஆக்ஷனும் நம்ம தான் செய்ய போகிறோம் கடவுள் வந்து எந்த ஆக்ஷனும் பண்ண போகிறது கிடையாது நம்ம தான் ஃபிசிக்கலாக செய்யணும் கடவுள் வந்து வழி காமிப்பார் அந்த கடவுள் நம்ம உள்ளே தான் இருக்கார் என்ன உருவாக்கின கடவுள் ஏன் உள்ளே தானே இருக்கார் அது இப்போ நம்ம வந்து எல்லாமே சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு துளியிலேருந்து நம்ம உருவாக்குதுன்னா இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துருக்கான்னா அது வந்து அது எவ்வளவு வேலை அது பார்த்து நம்மளை உருவாக்கியிருக்கு அப்போ கடவுள் வந்து வெளியிலேருந்து ஒரு ஆள் உள்ளே உட்காந்துட்டு தட்டிக்கிட்டு பானை செய்கிற மாதிரி தான் செய்யலை இப்போ இது உள்ளேயே நடக்குதுன்னா அப்போ வந்து சம்படிதர் இன்சைட் அப்போ வந்து அந்த அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகங்கிறது எனக்கு எதுவும் தெரியாது பட் ஐயாவுடைய புரிதல் அந்த புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து எல்லா புக்கும் படித்தேன் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கும்போது இந்த அகம் பிரம்மாஸ்மி இந்த பிரம்மம்னா என்ன அகம்னா என்ன புறம்னா என்ன நம்ம வந்து இந்த சரணாகதினா என்ன நம்ம எப்படி இந்த இந்த இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து இந்த புரிதலுக்கு பிறகு தான் எனக்கு கிடைக்கிது இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கடவுள் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கார் அந்த அந்த உணரும் தன்மை அந்த ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீனில் படம் தெரியுதுன்னா அந்த நமக்கு அந்த ஸ்க்ரீனு தான் நம்ம அந்த அதுதான் கடவுள் அதுதான் எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ நம்ம அதை போய் பார்க்கணும் தேவையில்லை அது நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வச்சு இப்போ கடவுளையும் கும்பிடுறோம் அது இப்போ இந்த தியானங்கிற புக்கில் படிக்கும்போது அதிலே கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த டாப்பிக்கெலாம் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக ஐயா நான் தான் நினச்சிக்கிட்டேன் எந்த அளவுக்கு டீப்பாக இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்கங்கிறது ரியலி கிரேட் இதெல்லாம் வந்து யாருமே மொட்டையாக பேசிடுறாங்களே தவிர ஐயா தான் வந்து ரொம்ப டீப்பாக வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் இந்த செல்ஃப் டாக் நமக்கு நாமே பேசிக்கிறதுல அது வந்து நமக்கு கெட்டது செய்யுது அப்படிங்கிறீங்களா தேவையில்லாதது அப்படிங்கிறீங்களா கெட்டது செய்யுது நல்லது செய்யுதுன்னு எதுவுமே உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது நம்ம சும்மா நம்ம டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர நம்ம தான் வெளியில் தான் செய்யணும் அது வந்து நம்ம வந்து மனசை சரி பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங்கை நம்ம பண்ணுறது மாதிரி இருக்குது எனக்கு அது மாதிரி தான் தோணுது ஏன்னா எனக்கு இது வரைக்கும் வந்து இப்போ இப்போ எதுவுமே இது வரைக்கும் நான் இவ்வளோ செஞ்சதுக்கும் நான் ஒன்றுமே செய்யாமல் விட்டதில் தான் எனக்கு ரிசல்ட் இருக்குது செஞ்சு கிடைக்காது செஞ்சதில் ஆ செஞ்சதில் எனக்கு வந்து ரிசல்ட் இருந்தது மாதிரி எதுவுமே தெரியல நான் செய்யாமல் மனசுக்கு எந்த வேலையும் இல்லை நம்ம அதை வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டதுலேருந்து அது எனக்கு வந்து full support hundred percent full support நான் எந்த ஒர்க்கு செஞ்சாலும் நான் வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷன் நான் பாட்டுக்கு ஒரு ஒர்க் ஏதாச்சும் எனக்கு எந்த வேலையுமே தெ தெரியும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு சின்ன சின்ன டெக்னிக்கல் டெக்னீஷியன் பேசிக்கலி டெக்னீஷியனால் நான் எந்த ஒர்க்கு அதையே திறந்து வச்சுட்டு அதுலேருந்து கற்றுக்குவேன் அப்படி பார்க்கும்போது அதில் சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கோ அதில் ஏதாச்சும் ஒன்று தெரியாமல் உடஞ்சா கூட எனக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்காது ஓ உடஞ்ச போச்சு ஓகே நெக்ஸ்ட்டு புதுசு வாங்கி போட்டுரும் அப்படியே கேஷுவலாக போகிறதுனால எனக்கு வந்து அதில் எல்லாமே எனக்கு ப்ராக்டிக்கலாக தெரியுது அப்போ நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே நமக்கு வேலை இல்லைங்க முடித்ததுனால எனக்கு வெளியில் வந்து என்னுடைய ஒர்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக என்னால் செய்ய முடியுதுங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துட்டேன் நான் எல்லாத்துலேயுமே நான் வந்து இப்போ கார் ஓட்டுறதுலேருந்து ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கு இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எந்த ஒர்க் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃபுல் கைடன்ஸு நான் அதுமாரி எங்கே வெளியில் கிளம்புனாலும் என் மைண்டில் டக்குன்னு ஒன்று சொல்லும் கரெக்டாக இப்போயும் நான் அதை வந்து இப்போ இல்லை முன்னாலேயெல்லாம் அதை வந்து கேரே பண்ண மாட்டேன் இப்போ நான் அதை கேர் பண்ணுனது மைண்டை நமக்கு வந்து கைட் பண்ணுது கடவுள் நமக்கு ஒன்று சொல்கிறாருன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அது கரெக்டாகவே இருக்கும் அது அதில் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுமாரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த செல்ஃப் டாக்கு பற்றி பேசணும்னா அதில் நான் வந்து இப்போ டோட்டலி விட்டுட்டேன் பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி மனசு அமைதியாக ஆ மனசு சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் தெளிவாக இருக்கேன் புத்திசாலியாக இருக்கேன் பொறுமையாக இருக்கேன் சுறுசுறுப்பாக இருக்கேன் கோவமே வரல நான் ஒய்ஃபோட சண்டை போடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது இப்போ அது எதுவுமே இல்லாமையே எனக்கு நார்மலாகவே இப்போ வந்துட்டு எல்லாமே எல்லாமே நான் வந்து கோவப்படுறது கிடையாது கோவமெல்லாம் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு இதுக்காக நான் எந்த முயற்சி எடுக்கலை கோவப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எந்த முயற்சி எடுக்கலை அதுவாகவே வந்து கேஷுவலாகவே எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபு ஒய்ஃப் தான் நம்ம வந்து குழந்தைகள் எல்லாம் தெரியும் நான் எதுவுமே வந்து அவங்கள வந்து சீரியஸாக எடுத்துக்கல இந்த அக்செப்டன்ஸுங்கிறது இந்த இதுக்கே மீனிங்கே வந்து இது இந்த மைண்டை பற்றி இதை புரிஞ்சதுமே நம்ம மைண்டே நம்ம கண்ட்ரோல் இல்லைங்கிறது தெளிவாக புரிஞ்சதுமே நம்ம இன்னொருத்தரோட மைண்டை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நானும் வந்து கல்யாணம் ஆகி எண்பத்தி நாலில் கல்யாணம் ஆச்சு முப்பத்த முப்பத்தெட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் வந்து இன்றைக்கினா இப்போ ஒரு ஒன் ஒரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒய்ஃபை வந்து நம்ம வழிக்கு கொண்டு மனசு மாற்றி பண்ணும் அப்படின்னு இப்போ மாற்றினு நினச்சேன் அதுவும் ஒய்ஃபும் அதே மாதிரி என்னையும் மாற்றின்னு அவங்களும் வந்து ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் ட்ரை பண்ணிட்டாங்க இன்றைக்கி அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆனால் நான் வந்து டோட்டலி ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ரொம்ப தெளிவானதில்ல நீ அவ அக்செப்ட் அப்படி எப்படி வேணால் இரு நமக்கு முடிஞ்சு போய் நமக்கு என்னுடைய நான் அப்படி நான் எப்படி வேணால் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு விட்டதுனால அது என்ன இந்த இதுகிட்ட சொல்கிறது ஒன்று தான் இது சொல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் இது என்ன என் இப்படி போயிட்டு மண் மாரி ஆகிட்டாங்கன்னு இன்னும் எந்த ரியாக்ஷனும் இல்லை எதுனா சொல்லிட்டு போயிடுவாங்க நான் எது கேர் பண்ணாதனால என்னாச்சு அங்கேருந்து வந்து ரியாக்ஷனே வர திருப்பி நம்ம நம்ம ஃபயர் பண்ணால் தான் அங்கே ஃபயர் பண்ண முடியும் இங்கே ட நம்ம ஒன்றும் பண்ணலங்கும் போது அவங்கள்ட்ட வந்து இப்போ இதுகிட்ட ஒன்று சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க இப்போ இப்போ வந்து அவங்க கிராஜுவலாக வந்து டோட்டலி வந்து நார்மலாக இருக்காங்க வந்து எந்த ஒரு டென்ஷன் ஏன்னா ரெண்டே பேர் இருக்கிற ஒரு வீட்டில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க வேறு வேலையே கிடையாது நான் ரிட்டையர்டு வீட்டில் உட்காந்துருக்கோன்னா நம்ம அவங்க போது தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குறோம் அப்போ நாம் பாட்டுக்கு புக் எடுப்பேன் ஐயா வீடியோ கேட்பேன் சும்மா இருக்கிறது அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்றா பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறது அப்பப்போ நடுவில் சொல்லும் போது பழசை பற்றி பேசுவாங்க லேடிஸ்க்கு அவங்களுக்கு பழசு தான் பேச ரொம்ப பிடிக்கும் பழசு முடிஞ்சது முடிஞ்சது தான் அதை பற்றி பேசாதுன்னு ஒரே வார்த்தை முடிச்சிருவேன் அதை சொன்னதுமே சரி விட்டு உங்கள் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவாங்க ஃப்யூச்சரை பற்றி பேசுவாங்க அதெல்லாம் நடக்கும் நம்ம பார்த்துக்கலாம் கலையை விடாத அது அந்த நேரத்துக்கு தான் பிளான் பண்ண முடியும் இன்றைக்கி நான் வந்து அடுத்த மாதத்துக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அன்றைக்கி வந்துடும் ஐடியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது இப்போ என்ன வேணால் ப்ரெசண்ட் தான் இன்றைக்கி தான் நமக்கு இந்த நிகழ்காலங்கிறது உண்மை ஐயா எழுதின புக்கில் நிகழ்காலத்தை பற்றி எழுதும்போது உண்மையிலே ரொம்ப அதுதான் ஒன்று தான் இருக்குங்கிறது எனக்கு புரியுது மிச்சம் ரெண்டுமே வந்து இல்லாத பற்றி நம்ம இமேஜ் முடிஞ்சது வந்து நமக்கு கனவாக இருக்குது இப்போ முன்ன பின்னாடி வர்றது கற்பனையில் இருக்குது ரெண்டுமே நமக்கு வந்து தேவையில்லைங்கிறத நமக்கு வந்து இப்போ தான் இந்த என்னுடைய மண்டைக்கே ஏறி இருக்குது ஆக்சுவலி இதுக்கு முன்னால் வந்து நானும் வந்து ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருந்த ஆள் தான் முன்னாடி பழசை பற்றி பழசை பற்றி எந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த டென்ஷன் டென்ஷனுங்கிறது நான் எந்த இப்போ நான் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோரும் இந்த டென்ஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா டென்ஷன் ஒன்றும் இல்லைங்க நல்லது தாங்க வந்திருக்குன்னு இப்படி இருக்காங்களே உண்மை தெரியாமல் இருக்காங்களேன்னு நமக்கு ஒரு ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு நான் அப்போயே சொல்லிடுறேன் டென்ஷன் வந்ததுனால தான் உங்களுக்கு நீங்கள் அடுத்த வேலையை செய்வீங்க அது வந்துட்டு நல்லதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறது அதனால் அவங்களுக்கும் வந்து புரியறதில்ல இப்போ என்னென்னா அவங்க வந்து அவங்க என்ன இப்படி எல்லாத்துக்குமே ஒரு எல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஞானப்புறதில் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் அவங்கள வேறு ஆங்கிளில் நீங்கள் ஐயா சரவண ஐயாவே ஒரு ஐயாட்ட கேள்வி கேட்டாங்க இது எப்படி புரிய வைக்கிறது மக்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு ஐயாவுக்கே அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது இந்த ஆன்மீகத்திலே நான் வந்து இப்போ தான் இல்லை ஆன்மீகம் கிடையாது எனக்கு ஒன்லி டேரெக்டாக இதில் புக்கு மனசு மனசு லைனில் நான் வந்தாலும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருக்குதுல அதில் இப்போ ஃபேமிலி லைஃப்பில் எந்த டென்ஷனும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இல்லை எல்லா டென்ஷனையும் நான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்குது